வணக்கம் இப்போ நாம் க்ரூட் ஆயிலில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஒன் டைம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு twelve o'clock twelve thirty மேலே ஆகுது ஸோ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் இப்போ ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேல்பிங் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு மார்க்கெட் வந்து அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆனனால பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு பை கால் வந்திருக்குன்றனால கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ நம்ம பார்த்தோன்னே விசிபிளாக தெரிஞ்சுக்கணும் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்றக்காண்டி அடுத்து buy at five zero four ஃபைன் போட்டிருக்கு ப ஃபைவ் ஜீரோ ஃபார்ட்டி ஃபைவ்ல நம்ம இப்போ பை பண்ணலான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போகுது பாருங்கள் கேண்டில்லேருந்து மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்குல்ல ஸோ இதான் வந்து first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா stop loss line five zero forty ஃபைவ்ல வந்த பைக்கால் நம்ம எதிர்பார்க்க ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா five zero fifty seven point sixty ஒன்று போட்டிருக்கு ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணி ஃபைவ் ஜீரோ ஃபிஃப்டி எயிட் வருதா அப்படின்றத தான் நாம் இப்போ வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் ஜென்ரலாக நம்ம கமாடிட்டி க்ரூட் ஆயில் ட்ரேடிங் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் மேலே தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம் இல்லாட்டினா ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் பிஎம் பண்ணுங்கள் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம் ஸோ இந்த டைமிங்கில் கொஞ்சம் மூவ்மெண்ட் நல்லாயிருக்குன்றக்காண்டி எவ்ரிடே நம்மளுடைய வீடியோஸும் அதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும் இன்றைக்கி டுவெல் பிஎம் நம்ம மெயினாக எடுத்தோன்னு பார்க்குறதுக்கு ரீசன் கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து actually inventory day so inventory இருக்கன்றனாலே நம்ம வந்து ஓகே ஒரு டுவெல் ஓ கிளாக்கே வந்து இன்றைக்கி வந்து பார்த்துருவோம் டுவெல் ஓ கிளாக் மார்னிங் மூமெண்ட்டே சம்டைம்ஸ் வந்து இன்வென்ட்ரி இருக்க அன்றைக்கி மூமெண்ட் இருக்கும் ஸோ அதனால் இப்போயே வந்து வாட்ச் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு டுவெல் ஓ கிளாக் அப்புறமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்றைக்கி பார்க்குறோம் அதில் இப்போ நமக்கு ஒரு ஆஃப்டர் டுவெல் பிஎம்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஃபைவ் ஜீரோ ஃபார்ட்டி ஃபைவ்ல இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இண்டிகேட் பண்ணும் பை பண்ணலான்னா க்ரீன் கலர் கேண்டில் வந்துட்டு என்ன பாயிண்டில் என்ட்ரி எடுக்கலாம் டார்கெட்ஸ் என்ன ஸ்டாப்லாஸ் என்னன்னு வரும் அதே அப்படியே செல் பண்ணலான்னா அப்படியே ஆப்போசிட்டாக ரெட் கலர் கேண்டில் வரும் ஸோ இது மூலிமா நம்ம ஜஸ்ட் இந்த சார்ட்டை வாட்ச் பண்ணால் போதும் இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன என்ட்ரி பாயிண்ட்ஸ் என்ன டார்கெட்ஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்டில் வர்றதை வச்சு நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணி உங்களால் ஏர்னிங்ஸ் பண்ணிக்க முடியும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் ஃபார்ட்டி ஃபோர் ஆகுது சடனாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஃபைவ் ஜீரோ ஃபிஃப்டியில் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஓப்பன் ஆகுது ஃபைவ் ஜீரோ ஃபிஃப்டி இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே வந்து ட்ரேடிங் போகுது five zero fifty break out ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் வேமாக வந்து ரைஸ் ஆகிற மாதிரி இருக்குது நம்மளுடைய ஃபஸ்ட் ஆர்ட்டான five zero fifty seven point eighty one வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போயிடுச்சு இப்போ ஃபைவ் ஜீரோ ஃபிஃப்டி செவனில் நிற்குது இன்னும் ஒரு ஒரு பாயிண்ட் தேவை டார்கெட் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜீரோ ஃபிஃப்டி ரேஞ்சை ஆக்சுவலி நமக்கு கால் ஜென்ரேட் ஆன ஃபைவ் மினிட்ஸில் டச் பண்ணிச்சு ஃபைவ் ஜீரோ ஃபிஃப்டியை பிரேக் அவுட் பண்ண முடியல இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஃபைவ் ஜீரோ ஃபிஃப்டி எயிட் மேலே ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்குங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஆகுது மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைடில் இறங்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ டார்கெட் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ ஆகி இப்போ கீழே வர்றனால நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ இப்போ ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பை கால் வந்த ரேஞ்சில் தான் போகுது ஸோ ஃபைவ் ஜீரோ ஃபா ஃபார்ட்டி செவனில் வந்து செல் கால்னு சொல்லி வந்திருக்கு செல் கால் வந்திருக்குன்றனால கேண்டில் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் வந்துட்டு டார்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே ரெண்டு ரெட் கலர் லைன் வந்திருக்கலாம் அதான் first target second target line மேலே இருக்க லைன் ஸ்டாப் லாஸ் லைன் நம்ம இதில் எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா five zero thirty four point thirty எயிட்னு போட்டுருக்கு so five zero thirty four வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் டூ தேர்ட்டி நைன் ஆகுது நமக்கு செல் கால் வந்தது நல்ல செகண்ட் டாரட் வரைக்கும் ரீச் அவுட் கொடுத்துருக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது ஃபைவ் ஜீரோ ஃபார்ட்டி செவனில் ஜென்ரேட் ஆச்சு ஒரு ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறமா அது பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட்டான five zero twenty one range வரைக்கும் வந்திருக்கு ஃபஸ்ட் டாரட்டை டூ ஓ கிளாக்கே பிரேக் அவுட் பண்ணுச்சு செகண்ட் டாரட் இப்போ டூ தேர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு crude oil buy sell calls generate ஆச்சு ஜென்ரேட் ஆன கால் இப்படி தான் இன்றைக்கி மூவ்மெண்ட் கொடுத்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சார்ட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ